ஜெய் சாய்ராம் இன்றைக்கி வந்து வாழைக்காய் பொடிமாஸ் வந்து பண்ண போகிறோம் அதுக்காக நான் ரெண்டு வாழைக்காயை வந்து அடியையும் முனியையும் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ தண்ணியில் போட்டு இப்போ வேக விடலாம் எப்படியும் ஒரு மூணு நாலு விசில் வந்து நமக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன் வேகட்டும் வாழைக்காய் வெந்துருச்சு இப்போ நான் அந்த பெரிய துருவலில் போட்டு இப்போ நான் வந்து இதை துருவி வச்சுருக்கேன் வாழைக்காயை நல்லா ஆறுனா தான் துருவ வரும் ரொம்ப ஓரளவு கொஞ்சம் உங்களுக்கு குழஞ்சிருச்சு இது மாதிரி துருவ வரலைன்னா கையில் நீங்கள் உதுத்தும் பண்ணலாம் அப்படி இல்லை துருவி பண்ணணுன்னா நீங்கள் ஃப்ரீசரில் வந்து வாழைக்காயை ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இறுகிடும் அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் இந்த கேரட் துருவரில் வந்து நீங்கள் துருவுனீங்கன்னா உங்களுக்கு வாழைக்காய் இந்த மாதிரி உதிர்ந்து வந்துடும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் வந்து கடுகு போடுறேன் ஹாஃப் டீஸ்பூன் வந்து உளுத்தம் மருப்பு போடுறேன் ஒரு வரமிளகாயை பிச்சு போடுறேன் பெருங்காயம் செய்கிறேன் இப்போ வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்க்கலாம் இது வந்து ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் காரத்துக்கு பார்த்துட்டு நீங்கள் வேணுங்கிறத போடணும் கருகாப்பிலாம் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் வதங்கிடுச்சு நான் கொஞ்சமாக இது வந்து வாழைக்காய் வந்து வாய்வு அதுக்காக நான் கொஞ்சமாக மிளகு ஜீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன் பெருங்காயமும் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் இதில் இப்போ வாழைக்காய்க்கு தேவையான உப்பு வந்து போடுறேன் இப்போ வாழைக்காயை சேர்க்கலாம் இப்போ வந்து தேங்காய் பூ சேர்க்குறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டுக்கே வந்து சரியாக போயிடும் வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் கார குழம்புக்கு ரசத்துக்கெல்லாம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலைன்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்